அனைவருக்கும் வணக்கம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நல்ல பிள்ளைகளையும் நல்லது சொல்லித்தர பெற்றோர்களையும் நம்பி தான் இந்த நாடோட வளர்ச்சியே இருக்கு நல்ல நீதி கதைக்கு போவோமா ஒரு சின்ன முயல் அதோட பொந்துக்குள்ளேருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய யானை யானையை பார்த்துச்சு அப்போ அந்த முயல் சொல்லிச்சான் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த யானை அண்ணன் வந்து ஆ நீ என்னோட விரல் சைஸ் கூட இல்லை நீ எனக்கு வணக்கம் சொல்றியா போ போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த முயல் சோகமா ஆத்தங்கரைக்கு போய் முதலையக்கா முதலையக்கா அப்படின்னு கத்துச்சான் அந்த முதலையக்கா டக்குன்னு வந்து என்ன முயல் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த முதலியக்கா வந்து ம் நீ என்னோட கண்ணு சைஸுக்கு கூட இல்லை நீ எனக்கு உனக்கு சொல்றியா போ அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த முயல் சோகமா நான் உங்களை விட பலசாலி தெரியுமா வேணா நம்ம ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான் அப்போ அந்த முதலியக்கா வந்து சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு நாள் அந்த சின்ன முயல் வந்து பெரிய கழிவு எடுத்துட்டு வந்து ஒரு பக்கம் யானை கிட்ட கொடுத்துட்டு தூரமாக போய் முதலை கிட்ட கொடுத்துருச்சான் அது ஓ யாருக்கும் தெரியாமல் ஓரமாக போய் நின்று போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சான் ரெண்டு பேரும் இழுக்க ஆரம்பித்தாங்க கடைசியில் கயிறே அந்தருச்சு இப்போ யானையும் முதலையும் நினச்சிக்கிச்சான் ஐயோ இந்த முயல் இவ்வளோ பலசாலின்னு நம்மளுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு அன்னையிலேருந்து எப்போ முயலை பார்த்தாலும் மரியாதையோடு பேசுவாங்க இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா உருவத்தில் சின்ன சின்னதாக இருந்தாலும் அவங்களோட திறமைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் மீண்டும் ஒரு குட்டி கதையில் ரியா சிவராமன் சந்திச்சங்கோட்